ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கோடரேக்கு சேனல் இந்த சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் எங்க சேனலோட அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே பார்க்க முடியும் முருங்கைப்பூ இதை வந்து சமைக்கும் போது முருங்கைக்காய் அந்த கீரையை சமைக்கும் போது அது கூடவே சேர்ந்து வரும் பட் சில பேருக்கு அது பிடிக்காது ஒதுக்கி வச்சு சாப்பிடுவாங்க பட் அந்த முருங்கைப்பூவில் இருக்கிற நலன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா எல்லாரும் நான் நீனு போட்டி போட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க முருங்கைப்பூக்களை பசும்பாலில் போட்டு காய்ச்சி நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா உடம்பு ஸ்ட்ரக்சராக மாறும் அதாவது சில பேர் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இல்லை அவங்க குண்டானதுனால அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் மாறி போயிருக்கும் இதை மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாக்கா அவங்களுடைய உடல் கட்டமைப்பு மாறாமல் அப்படியே இருக்கும் இல்லை ஸ்ட்ரக்சர் இல்லாதவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்